யார் கடவுள் அண்டத்தில் பிண்டமான இந்த பூமியில் ஆணையும் பெண்ணையும் படைத்தது அனுநாக்கிகளா யார் இந்த அனுநாக்கிகள் விஷ்ணு விசன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே பெல் பண்ண தட்டி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க இப்போ இருக்கிற தென் ஈராக்கில் கிமு ஐயாயிரம் முதல் கிமு மூவாயிரம் வரைக்கும் சுமேரிய இனத்தை சேர்ந்தவர்கள் வாழ்ந்துள்ளனர் இந்த பண்டைய சுமேரிய இனத்தை சேர்ந்தவர்கள்தான் இந்த அனுநாக்கியல் என்று கூறப்படுகிறது அனுநாக்கிகளை பற்றி இன்று வரை குழப்பம் நிறைந்த மர்மமான ஒன்றாகவே கருதப்பட்டு வந்தாலும் இவர்களை பற்றிய தெளிவில்லாத கருத்துகள் பல இன்றும் மக்களிடையே பரவலாக பேசப்பட்டுத்தான் வருகிறது இந்த அனுநாக்கிகளை பலரும் கடவுள்கள் என்றும் இவர்கள்தான் மனிதர்களை படைத்தார்கள் என்றும் கூறுகிறார்கள் பண்டைய சுமேரிய நாகரிகத்தின் தொடக்கத்தில் வாழ்ந்தவர்கள் மனித இனத்தின் தோற்றம் பற்றியும் அவர்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டார்கள் என்பதை பற்றியும் கூறியுள்ளனர் இந்த சுமேரியர்கள் தங்கள் டிஎன்ஏவில் இருந்து மனிதர்களை எவ்வாறு உருவாக்கியுள்ளனர் என்பதை பற்றி கூறியுள்ளதாக கருதப்படுகிறது இவ்வாறு பல மர்மங்களை கொண்டவர்கள்தான் இந்த அனுநாக்கிகள் இவர்களை பற்றி இப்பதிவில் தெளிவாக காண்போம் பண்டைய சுமேரியர்கள் தாங்கள் எவ்வாறு உருவானவர்கள் என்றும் இந்த அனுநாக்கிகள் எங்கிருந்து வந்தவர்கள் என்றும் சூரிய குடும்பம் எவ்வாறு உருவானது என்றும் பல மர்மமான விஷயங்களை கூறியுள்ளனர் நிபுரு என்ற கிரகத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படும் இவர்கள் பூமியிலிருந்து தங்கம் எடுப்பதற்காக வந்தவர்கள் என்று கூறப்படுகிறது இந்த நிபுரு கிரகம் மூவாயிரம் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே நம் பூமியின் அருகில் வருவதாகவும் அவ்வாறு ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஏழு பேர் கொண்ட குழு ஒன்று பூமிக்கு வந்ததாக கூறப்படுகிறது இவர்கள்தான் ஏலியன்கள் என்றும் அனுநாக்கிகள் என்றும் கூறுகின்றனர் இவர்கள் ஐந்தறிவு உள்ள மிருகங்களுடன் காட்டில் காட்டுமிராண்டியாக வாழ்ந்த மனிதனை இந்த அனுநாக்கிகள் தான் தாங்கள் டிஎன்ஏவால் ஆறு அறிவு உள்ள முழு மனிதனாக மாற்றினார்கள் என்று கூறப்பட்டுள்ளது இவர்கள்தான் உலகை சூரிய கதிரிலிருந்து காக்க ஓசோன் படலத்தையும் உருவாக்கினார்கள் என்றும் இந்த ஓசோன் படலம் தங்கத்தால் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த தங்கம் நம் கண்களுக்கு புலப்படாது என்றும் எழுதி வைக்கப்பட்டுள்ளது இந்த அணுநாகியல் தங்களுக்கு என்று ஒரு சமூகத்தை உருவாக்கி பின்னர் அந்த சமூகத்தை அவர்கள் சாம்ராஜ்யமாக கட்டமைத்தனர் பல படைப்புகளை உருவாக்கியதாக கூறப்படும் இவர்கள் தங்களுக்கு கீழ் பணிபுரிய மனிதர்களை அமர்த்தியுள்ளனர் அந்த ஏழு பேரும் சுமேரிய மொழியை பயன்படுத்தினர் என்றும் அறியப்படுகிறது இந்த சுமேரிய நாகரிகத்தில் தற்போது துணைக்கோளாக உள்ள புளுட்டோவையும் சேர்த்து மொத்தம் ஒன்பது கோள்கள் என்று எழுதி வைத்துள்ளனர் இவ்வாறு ஒன்பது கோள்கள் இருப்பதை ஐயாயிரம் வருடத்திற்கு முன்பே சுமேரிய மொழியில் எழுதப்பட்ட களிமண் எழுத்துக்கள் இன்றைய ஈராக்கில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் இந்த களிமண் எழுத்துக்களை மொழிபெயர்த்தவர் ஜிசரியா சிட்சின் என்ற ஆராய்ச்சியாளர் இந்த அனுநாக்கிகள் தங்கத்தை எடுக்கத்தான் வந்திருப்பார்கள் என்பதற்கு சான்றாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தெற்கு ஜெர்சியாவில் கிமு மூவாயிரம் அல்லது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள தங்கச் சுரங்கம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆக மனிதர்களை பயன்படுத்தி தங்கத்தை வெட்டி எடுத்து அந்த தங்கங்களை எடுத்துச் செல்லத்தான் நாஸ்காவில் உள்ள ஓடுதளங்கள் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்கின்றார் ஜிசரியா ஏன் அவர்களுக்கு அதிக அளவு தங்கம் தேவைப்பட்டது என்றால் இந்த தங்கம் வானில் உள்ள பல கதிர்களை தாங்கக்கூடும் இதனை ஐயாயிரம் வருடத்திற்கு முன்பே அறிந்திருந்தார்கள் அனுநாக்கிகள் பெருநாட்டில் உள்ள பெரிய நாஸ்கா கோடுகள் இவர்களால் வரையப்பட்டிருக்கலாம் என்று நாம் முந்தைய பதிவிலே கூறியிருந்தோம் இந்த அணுநாக்கிகள் உருவளவில் மனிதர்கள் விட பெரிய உடம்பு கொண்ட ராட்சதர்களையும் உருவாக்கினார்கள் என மக்களால் நம்பப்படுகிறது இந்த ராட்சதர்களையும் அவர்கள் தங்களின் அடிமைகளாக வைத்திருந்தார்கள் என்றால் இந்த ராட்சதர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் ஏதேனும் உள்ளதா என்று பார்க்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு துருக்கியில் வீடு கட்டுவதற்காக பள்ளம் தொண்டும்பொழுது பொழுது ஒரு மிகப்பெரிய எலும்பு ஒன்று கண்டெடுக்கப்பட்டது இதனை மக்கள் அனைவரும் மிகப்பெரிய ராட்சதர்களின் தொடை எலும்பு என நம்பினர் இதனைத் தொடர்ந்து சீனாவின் குய்சூ மாகாணத்தில் உள்ள பிங்யன் கிராமத்தில் மிகப்பெரிய மனிதனின் கால் தடம் இருப்பதாக கூறப்படுகிறது நிறைய அறிவியலாளர்கள் ஏலியன்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் இந்த அனுநாக்கிகள் கூட ஏலியன்களாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த அணுநாக்கிகள் பற்றிய அனைத்து கருத்துக்களையும் முதன் முதலில் ஜிசரியா சிட்சின் என்பவர்தான் இந்த டுவெல்த் பிளானட் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் வெருளினில் அருங்காட்சியகத்தில் இருக்கும் ஒரு கல்வெட்டில் இந்த அணுநாக்கியலை பற்றி குறிப்புகள் இருப்பதாகவும் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இந்த நிபுரு என்று சொல்லக்கூடிய அணுநாக்கிகள் இருக்கும் கிரகம் பூமிக்கு அருகாமையில் வந்து பூமியை அழிக்கும் என மக்களிடையே பரவலாக பேசப்பட்டு வந்தது இதற்கு பதிலளிக்கும் வகையில் நாஸ்கா விண்வெளி மையம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது அந்த அறிக்கையில் இதுவரை கண்டுபிடித்த கிரகங்களில் நிபுரு என்ற ஒரு கிரகம் இல்லவே இல்லை எனவும் அதேபோல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு எந்த கிரகமும் பூமிக்கு அருகில் வரவில்லை எனவும் ஆணித்தரமாக கூறியுள்ளனர் எனவே இதில் சொல்லப்பட்ட அனைத்து கருத்துகளும் ஜிசரியா சிட்சின் அவருடைய புத்தகத்தில் எழுதி வைத்துள்ள கருத்துகள் மட்டுமே என்று கூறப்பட்டாலும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஈராக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட சுமேரிய மொழியில் எழுதப்பட்ட களிமண் எழுத்துக்கள் பின் நாஸ்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் காணப்பட்ட கிமு ஐநூறுகளில் உருவானதாக சொல்லப்படும் விமான ஓடுதளம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் தெற்கு ஜெர்சியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட கிமு மூவாயிரம் அல்லது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள தங்கச் சுரங்கம் இவைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அணுநாக்கியலை பற்றி மேலே கூறியுள்ள கருத்துகள் அனைத்தும் உண்மையாக இருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்தாலும் இன்னும் முடிவே தெரியாத மர்மமாகவே இருக்கிறது மீண்டும் வேறு ஒரு மர்மமான நிகழ்வில் சந்திப்போம் வணக்கம்